அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நேரடி சிறப்பு ஞான முகாம் சேலத்தில் நடைபெற உள்ளது இம்மாதம் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை ஞான முகாம் நடைபெற உள்ளது இது இயற்கை அழகு நிறைந்த சேலம் பெரிய கவுண்டாபுரம் குடும்பைக்காடு பகுதியில் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பகவத் பவன் ஆசிரமத்தில் நடைபெற உள்ளது ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையாக சொல்லப்படுவது முக்தி என்று சொல்லக்கூடிய அக விடுதலையைத்தான் முக்தி வழங்கக்கூடிய ஞான தெளிவு என்பது இதுவரை பல ஆண்டுகளாக பயிற்சி முயற்சிகளை செய்தவர்களுக்கு கூட எட்டாக்கணியாகத்தான் இருந்து வருகிறது இந்த ஞான தெளிவை புரிதலின் மூலம் ஆர்வமுள்ள அனைவரும் பெரும் வண்ணம் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் ஞான முகாமில் வழங்கி வருகிறார்கள் மேலும் இந்த ஞான முகாமில் சக்தி வாய்ந்த தியானங்களான சர்வரூப தியானம் இறைநிலை தியானம் அமிர்த தியானம் என மூன்று வகை தியானங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன ஞான முகாமில் கலந்து கொள்பவர்கள் முதல் நாள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் ஞான முகாம் நடைபெறும் ஸ்ரீ பகவத் பவனுக்கு வந்து சேருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மூன்று நாட்களும் காலையில் மலையேற்றம் மாலையில் நடைபயிற்சி என ஸ்ரீ பகவத்தையா அவர்களுடன் பயணித்து கலந்துரையாடலிலும் ஈடுபடலாம் மூன்று நாட்களில் எல்லா வகையான மன துன்பத்திலிருந்தும் விடுபட்டு ஆன்மீகத்தின் உச்சமான ஞான தெளிவை பெறுவது என்பது மிகவும் உறுதி மேலும் பல வகையான மனநோய்களுக்கு தீர்வும் வழங்கி வருகிறோம் ஆன்மீகத்தின் ஆரம்ப சாதகர்கள் கூட ஆர்வத்துடன் கலந்து கொள்ளும்போது அவர்களும் ஞானம் பெறுவது என்பது மிகவும் உறுதி ஞான முகாமில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யும் விவரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அனைவரும் கலந்து கொண்டு ஞான தெளிவு பெற அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம்